வணக்கம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு இசைக்கலைஞர் மிகச்சிறந்த சேவையாற்றி வருபவர் கிறித்தவ பக்தி உலகிலே இவரை அறியாதவர்கள் இல்லை திரு அமுல்ஜான் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் அதான் நீங்கள் கிறித்தவ பக்தி உலகத்தில் நெடுநாள் தொடர்ந்து இருந்து வரீங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே அந்த இசைத்துறையில் இருக்காங்க ஆமாம் உங்களோட உங்களுக்கு அந்த ஆர்வம் இளமையில் அந்த இசை ஆர்வம் எப்படி ஏற்பட்டது அது நான் பதினாலு வயசு இருக்கும்போது என்னோடய மாமா வந்து இசைத்துறையில் இருந்தார் அவங்க பேர் அவங்க பேர் வந்து வின்சென்ட் சாமுவேல் பாஸ்டர் அவர் எல்லோரும் அறிந்த அறிந்தவர் அவர் தான் பரலோகமேன் சொந்தமே அந்த வேலை அந்த பாட்டெல்லாம் எழுதினார் எங்கள் தாத்தாவும் இசைத்துறையில் ஹார்மோனியம் வாசிப்பார் பரலோகமேன் சொந்தமே பாடப்படாத மரண வீடுகளே இல்லை ஆமாம் அதே மாதிரி எந்த ஜப வேலையும் என் ஜப என் ஜெப வேலையும் உமது கிருபை தாரும் தேவா பிரசன்ன தாரும் தேவன் இது மாதிரி அநேக பாடல் எழுதியிருக்கிறாரு அவரோட அம்மானா உங்க அம்மாவுடைய அம்மாவுடைய தம்பி தம்பி சரி ரெண்டே பேர் தான் அவங்களோட நான் இருக்கும்போது பதினாலு வயசுல நான் இசைத்துறைக்கு அவரோட ஹெல்ப்பராக பண்ணேன் சரி அவர் வந்து ட்ரிபிள் காங்க வாசிப்பார் அவர் தூக்கி வச்சுட்டு பண்ணேன் அவர் எழுதுவாங்க இசை கருவிகள் ஆமா அவர் தான் அதுக்கு முன்னால் வந்து சாலவன் வருதுக்கு நான் வாசித்து வரேன் சத்தியவிக்டருக்கு வாசித்து வரேன் அவரு அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பேருந்து அனைவருக்கும் தெரியும் அதில் நான் ஜாயின் பண்ணேன் மிக சிறப்பாக கடற்கரையில் கடற்கரை நடக்கும் அதில் ஜாயின் பண்ணும்போது அதுலேருந்து ஸ்டில் இது வரைக்கும் நான் காஸ்பல் துறையில் தான் இருக்கேன் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இசை தெரியும் இது ஏன் திரைப்படத்துறையிலையும் நீங்கள் போகாமல் வெறும் கிறித்தவ பக்தி உலகத்தில் இருந்துட்டீங்க அதனால் வீட்டில் எல்லாமே பாசஸ் சரி நீ அங்கே போகக்கூடாது அது பாவம் நாங்கள் பட் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு தெரியாத கொஞ்சம் வாசிருக்கேன் ஆமாம் கச்சேரியெல்லாம் வாசிருக்கேன் நான் டி கே கலான்னு ஒரு சிங்கர் அவங்களுக்கு வரைக்கும் அப்புறம் லோக்கல் ஆர்கெஸ்ட்ராக்கு நான் வாசிருக்கேன் தொண்ணூற்றி ஒன்றில் தான் நான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்தேன் இசையை கையில் வச்சுட்டு அது மூலமாக நச்சேதி அவன் நச்சேதி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அந்த கச்சேரியில் நான் விட்டுட்டேன் கச்சேரியில் நான் வாசிக்கிறதுல தொண்ணூற்றி ஒன்றில் விட்டேன் என்னோட பையன் ஒருத்தர் செகண்ட் பேபி ஒருத்தர் இறந்தான் அதில் கடவுள்கிட்ட நான் சண்டர் ஆகிட்டேன் சரி என்னோட தப்புகள்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு தொண்ணூற்றி ஒன்றில் சரண்டர் ஆனேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நானும் நண்பரும் சேர்ந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தோம் தொண்ணூற்றி ஏழில் வந்து கொஞ்சம் சில பாடு இருந்தது ஆண்டவர் என்னை பிரிச்சு எடுத்தார் என்ன உலகமே எனக்கு தெரியல அப்போ நான் ஜோம் பண்ணும்போது இப்போ பாஸ்டர் ராஜன் சொல்லிட்டு மீனம்பாக்கத்தில் இருக்கார் அவர் வந்து என்னை தீர்க்கதசமாக ஜோம் பண்ணி சொன்னார் நீங்கள் வந்து தனி ஊழியத்தை செய்வேன் நீ தனியாக நீ இசையமைப்பாளர் ஆவ கவலைப்படாத எதுக்குமே கலங்காத சொல்லி ஜோம் பண்ணார் ஜோம் பண்ணி முடிச்சு ரெண்டு நாள் பொறுத்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாஸ்டர் எலியசேரன் சொல்லிட்டு ரெண்டு ஆல்பம் கொடுத்தாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆல்பம் நான் மியூசிக் பண்ணிட்டேன் நான் டைட்டில் வந்து இயேசுவின் செல்லப்பிள்ளை முதல் ஆல்பமே முதல் ஆல்பமே இயேசுவின் செல்லப்பிள்ளையா நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் நான் பண்ண ஆரம்பித்தேன் மியூசிக் கான்சர்ட் பண்ண ஆரம்பித்தேன் மனோ வச்சு ஜாலியாபுரம் வச்சு சசிரேகா ஜிக்கி அம்மா அண்ணா இடத்துல ரெண்டு மியூசிக் கான்செப்ட் பண்ணேன் சரி சரி அதில் இருந்தேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஒனில் வந்து எனக்கு திடீர்னு ஒரு ஃபாரின் டூர் ஒன்று கிடச்சிது அங்கே போய் தான் நான் வந்து பாஸ்டாக ஆடிஷன் வாங்கினேன் வெளிநாட்டில் வெளிநாட்டில் உங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தவங்க பாஸ்டர் ஜோஷ்வா செல்லுன்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருக்காரு சரி அவர் எனக்கு ஆர்டேட் பண்ணார் நீ போதும் நீ அடிச்சது கொட்டுதெல்லாம் போதும் இப்போ ஒரு பாஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணார் கத்தர் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் மேன்மையாயும் பலருக்கு உதவி செய்கிறது கிருபையாக வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஒரு மியூசிக் ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக இருக்கிறார் ட்ரம் டீச்சராக இருக்கிறார் இது வரைக்கும் எத்தனை பாடல்களுக்கு இசையமைச்சிருப்பீங்க நான் சொந்தமாக என்னோட பேரில் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆல்பம்ஸ் நான் பண்ணியிருக்கேன் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆல்பம்ஸ் ஆமாம் அப்போ இன்ட்டு பத்து பத்து ஏழாயிரத்தி ஐநூறு பாடல் ஏழாயிரத்தி ஐநூறு பாடலுக்கு மேலே நான் வந்து இசை பண்ணியிருக்கேன் பட் நான் மியூசிக்கு வாசித்தது வந்து சத்ய கணக்கு Sathya Victor S S M Jayakumar சன் Peter Augustine Mangalamurthy vibraphone Mangalam Mangalamurthy அவருக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் யாருக்கு சேவ் பண்ணாங்கன்னா சாரா நவராஜ் டிஜேஸ் தினகரன் ஜஸ்டின் பிரபாகரன் இவங்க ஆல்பம் எப்படி சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்று சண்டேஸ் தான் ரெக்கார்டிங் வைப்பாங்க நான் மற்றவங்க ஃப்ரீயாக இருப்பான்னு சொல்லி சண்டேஸ்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க இது வரைக்கும் எனக்கு கடவுள் கிருவியால் அப்படிதான் ஓடித்து தள்ளிட்டு இருக்கேன் நீங்கள் வாசித்த பாடல்கள் புகழ்பெற்ற பாடல்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்கள் ஜஸ்டின் வந்து இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அந்த பாட்டு இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே அது அப்புறம் அடுத்த ஆல்பில் வந்து சாராயத்தை நாடி குடிப்பவனே ஐயோ அதுவும் பிரபலமான பிரபலமான பாட்டு அது ஜஸ்டின் ஆல்பம் ஃபுல்லாக நான் வாசிருக்கேன் ப்ரோக்ராம் போக மாட்டேன் ரெக்கார்டிங் மட்டும் என்ன கூப்பிடுவாங்க ரெக்கார்டிங் வாசிருக்கேன் இது மாதிரி நிறைய சொல்ல முடியாத டிஜேஸ்க்கு வாசிருக்கேன் ஃபாதருக்கு அந்த இயேசு கூட வருவார் நடனம் ஆடி எல்லாம் நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நகரான்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசஸ் அகஸ்டின் மியூசிக்கில் இது தவிர நீங்கள் இசையமைத்த பாடல்கள் புகழ்பெற்ற பாடல்கள் எது இசையமைத்த பாடலுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலான பாட்டு வந்து ஆசீர்வதிக்க தேவன் எஸ் எம் ஜெயக்குமார் பண்ணார் எஸ்எல்பியா கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை ஆசீர்வதிக்க தேவன் பண்ண எண்ணில் அரங்கா சோத்திரம் நான் ரீமேக் பண்ணது நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு பாரம்பரிய வரிகள்லாம் இருக்குல்ல அது இல்லாமல் வேறு புதுசாக ஏதாவது எழுதி நீங்கள் சேமித்த பாடல்கள் நிறைய இருக்கு புது பாசஸ் சிங்கர்ஸ் நிறைய அதில் புகழ்பெற்ற பாடல்கள் புகழ்பெற்ற பாடல் வந்து நம்ம ருத்தமா ருத்தமான ஒரு பாட்டு ஃபோக்கு சரி சரி அவருக்கு நான் தான் பண்ணேன் அந்த ஆல்பம் பண்ணேன் கீர்த்தனை பாடலை எடுத்து அதை வந்து ரீமேக் பண்ணி விட்டேன் அதுவும் ஃபெம் நல்ல ஃபெமிலியர் ஆச்சு உங்களோட இந்த பயணத்திற்கு முக்கிய காரணம் உங்கள் மாமா மாமா ஆமாம் அது தவிர இந்த இசை பயணத்தில் உங்களுடைய உறவினர் குடும்பத்தினர் யாராவது இருக்கிறாங்களா அவங்கள பற்றின செய்திகள் என்னுடைய மனைவி தான் எனக்கு உன்னை தான் அவங்க என்கரேஜ் பண்ணுறதுல சரி ப்ரேயரில் நான் நிற்கிறேன்னா இது வரைக்கும் அவங்க ப்ரேயர் தான் எனக்கு சப்போர்ட்டு நண்பர்கள் வந்து அநேக நண்பர் இருக்காங்க யாரும் பேர் சொல்ல முடியாது அன்றைக்கி முக்கியமாக சொன்ன போனோன்னா என்னுடைய குருநாதர் சன் பீட்டர் அவங்க தான் அவங்க தான் என்னை ஊக்குவித்து என்னை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எனக்கு தீர்க்கரசம் நியூ இயர் எனக்கு தீர்க்கரசம் சொல்லுவார் அது கரெக்டாக நிறைவேறும் இசைத்துறையில் இப்படி வரணும் மியூசிக் டைரக்டர் ஆகணும் நான் முன்னாடி சொல்லிட்டாரு அது வரைக்கும் வந்து நிறைய அதாவது இந்த லைனில் நிறைய பாட்டு நான் அனுபவிச்சேன் எல்லாத்தையும் மீண்டு ஆமாம் இறைவனுக்கு உண்மையாக வேலை செஞ்சு உண்மையாக வேலை செய்து முடிச்சிட்டேன் சரி ஆயிடுச்சு சில்லு வயசு தாண்டி போச்சு நான் வாசித்த பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு சூப்பர் ஹிட் எல்லாம் உங்கள் தம்பி சாம் ஆமாம் அவர் இசைத்துறையில் அவர் இசைத்துறை அவர் ட்ரம்மரு ஒரு சவுண்ட் இன்ஜினியரு அவர் இசைத்துறையில் இருக்கிறாரு அதே மாதிரி என்னுடைய சன் இசைத்துறையில் இருக்கான் லிவிங்ஸ்டன் சாமுவேல் அவன் இந்த எடின் போக்கெல்லாம் வாசிச்சிருக்கான் அதான் என்ன வாசிக்கிறேன் கீபோர்ட் பர்கஷன் பர்கஷன் பர்கஷன் முத முதல்ல ரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு இன்சூரன்ஸ் சொல்லி சொல்லுங்கள் நல்ல ஒரு கண்ணீரோட அதான் வாசித்தேன் நான் ஒரு ட்ரம்மர் சர்டிஃபிகேட் ரெக்கார்டிங்கில் அவர் ட்ரம்மர் நான் ட்ரிபிள் காம பிளேயர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் சாக்ஸ் ஸ்டுடியோவில் மானிட்டர்லாம் கரெக்டாக வாசித்தேன் டேக் வரும்போது எனக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரம்மர் வந்து என்னை கொலாப்ஸ் பண்ணி விட்டார் சரி ப்ராக்டிஸில் ஒன்று வாசிக்கிறது டேக்கில் ஒன்று வாசிக்கிறது அப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்துட்டு என்ன வாசிக்கிறேன் நீன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டாரு திட்டின உடனே உடனே கல்யாண சுந்தரம் ஒரு வயலினிஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வாசிங்க ரெண்டு பேரும் வாசிங்க அப்போ சரியாக வாசிட்டீங்க கரெக்டாக வாசிட்டேன் அப்போ அவர் நான் வாசிக்கிறது கரெக்டு அவர் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக வாசிட்டு வந்தால் ரெண்டு விரதம் சேரல அது ஒரு இன்ஸ்டன்ட் மறக்க முடியாதது அப்புறம் ஜெஸ்டன் ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மற அதுவும் மறக்க முடியாது அவர் கிட்ட வாசிக்கிற ட்ரம் வந்து வாசித்தார் நான் வந்து தும்பா பர்கஷன் தான் செட்டப் பண்ணி வச்சுருந்தேன் அவர் எஸ் எம் ஜெயக்குமார் வந்து கண்டக்ட் பண்ணின்னு ஒரு ரோல் ஒன்று கொடுத்தாரு அதில் விரதம் ஒன்று கொடுத்தாரு அதனால் வாசிக்க முடியல இதே பக்கத்தில் இருக்கிற ஜாய் ஸ்டுடியோவில் தான் சரி வாசிக்க முடியல வாசிக்க முடியலன்னு சவுண்ட் இன்ஜினியர் பண்ணார் அமௌண்ட் வாசிப்பான ட்ரம்ஸு அவனை கூப்பிடுங்க அந்த ரூமில் இந்த ரூம் வர சொல்லுங்க அப்புறம் நான் போய் என்ன நான் இதுதான்னாரு அப்போ வாச வாச முடிச்ச முடிச்சோடனே அந்த ட்ரம்மரை காணும் பாருங்க அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டோமே பாவம் அவரோட ட்ரம் செட்லாம் கொண்டு வந்திருக்கான் இன்னும் கடைசியில் அவன் ரெக்கார்டிங் முடிவு வரைக்கும் வரவே இல்லை அது மறக்க முடியாத சம்பவம் ரெண்டு நேர்மாறான நேர்மாறான சம்பவங்கள் அதுக்கப்புறம் இசைத்துறையில் வந்து பள்ளங்கள் மேடு முள் இதெல்லாம் தாண்டி உங்களோட வாழ்க்கையில் இப்போ இந்த வெளி ஊர்களுக்கெல்லாம் போய் இசை மூலமாக சுயசெய்யலாம் சொல்லுங்க அந்த இடங்களில் நடந்த ஏதாவது அற்புதங்கள் அந்த மாதிரி டெஃபினட்டாக நிறைய இருக்குது ஏதோ ஒன்று சொல்லுங்கள் நிறைய இருக்குது இப்போ லாஸ்ட் வந்து நாங்கள் மலேசியா போயிருந்தோம் மலேசியா போயிருக்கும் போது என்னுடைய துணையார் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சோமானாங்க அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது உங்கள் வியாதியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி திருக்கதர்சன வார்த்தை சொன்னாங்க சொன்னவொடனே ஒரு அம்மா மீட்டிங் முடிச்சோடனே வந்துட்டு அது எனக்கு தாம்மா எனக்கு கேன்சர் நான் ஹாஸ்பிட்டலேருந்து நேராக இங்கே தான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் திருப்பி நாளைக்கு வந்து நான் பர்மிஷன் கேட்டு வந்து வரமான்னு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு என்ன பண்ணாங்க திருப்பி பா டாக்டர் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டான்ட்டான் மலேசியாவில் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எப்படி பேசி பேசி அவங்க டிஸ்சார்ஜே பண்ணிட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த ப்ரேயரில் கலந்ததுக்கப்புறம் அருமை என்னுடைய துணைவியார் ஜோம் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் ஸ்டில் நல்லா இருக்காங்க கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் டூ தௌசண்ட் டுவெல் என்னாச்சுன்னா நாங்கள் மலேசியா கிளம்புறோம் ஒரு ஒன் வீக் முன்னால் என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த சென்டர் போன் வருது இல்லையா அது வந்து பெயின் பெயின் வந்துடுச்சு பெயின் டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன ஸ்கேன் எடுங்க ஸ்கேன் எடுத்து அந்த பெயின் அந்த போன் வந்து தள்ளிடுச்சு முதுகு தண்டு முதுகு தண்டு தள்ளிடுச்சு என்ன பண்ண டாக்டர் அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் பயணம் போக முடியாது அதனால் நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் தான் இருக்கணும் படிக்கட்டு ஏறக்கூடாதுன்ட்டாங்க எங்களுக்கு அங்கே மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு சரி என்னென்ன பண்ணுறது என்னுடைய தம்பியுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஜபக்குழு ஜீஸ்கால் ஜபக்குழு எல்லாம் சேர்ந்து ஜோமா முக்கியமாக என்னுடைய சன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே மினிஸ்டருக்காக வந்து காலையிலேருந்து ஜோமா நானுங்க சரி நெக்ஸ்ட் இயர் டூ டேஸ் பொறுத்து நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்க போகணும் சரி என்ன தான் இருக்குது பார்த்துடலாம் இல்லைன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம் போன ஆண்டு ஒரு அற்புதம் சரி எந்த போன் விலகுதுதான் அந்த போன் டாக்டரை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டார் அப்போ ஒரு டாக்டர் சொன்னார் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் படிக்கட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சர்ச் இருக்கும் எல்லாமே தேர்ட்டி டேஸ் அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம் அந்த எல்லோருடைய ஜபம் ஜபம் ஜபம் தான் நம்மளுடைய ஜீவன் இப்போ உங்கள் பாடல்களை கேட்டுட்டு அதை ஒரு சாட்சியாக சொன்ன சம்பவங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு என் மனைவி வந்து நீங்கள் சொன்னால் போதும்னு சொல்லி ஒரு சாங் போடுவாங்க சரி அது மூலயமா மலேசியா தேசத்தில் நிறைய பேர் வந்து இந்த பாட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்குது இதை வந்து எங்களுக்கு சீடியா கொடுங்க நாங்கள் சீடியெல்லாம் எடுத்துகிட்டு போகல சீடியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு நான் பேசி அந்த பாட்டை அவங்களுக்கு வந்து காப்பி பண்ணி நான் கொடுத்துருக்கேன் சரி சரி போதகராக நீங்கள் ஆயிட்டீங்க அதன் தொடர்ச்சியாக ஏதாவது தேவாலயங்கள் மூலமாக ஏதாவது இருக்கீங்களா கண்டிப்பாக ஒரு சர்ச்சை நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் சிங்கப்பெருமாள் கோயிலில் பாச கிதியோன்னு சொல்லிட்டு நான் அந்த சர்ச் போகும்போது மேலே வந்து அட்டு தான் இருந்தது எனக்கு கண்ணீர் ரொம்ப வந்துடுச்சு தேவாலயம் நம்ம எல்லாம் நம்ம பெரிய சர்ச்சையெல்லாம் பார்த்துட்டு அங்கே போனோம் அது வானம் தெரியுது அந்த குடிசை குடிசை எனக்கு ஒரே ஆனால் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நிறைய ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாரு நிறைய பேர் இருந்தாங்க யாருக்குமே எனக்கு பார்த்தோன்னே கண்ணீர் வந்துச்சு உடனே என் டம் எனக்கு மைக் கொடுத்த போது நான் சொன்னேன் எல்லாம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் உங்களுக்கு வந்து விசாலமான இடத்த கொடுப்பாரு பெரிய காரியம் செய்வோம்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கட்டித்தரேன் வேலை ஓலை மட்டும் மாற்றி தரேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு எனக்கு ஒரு பான்சர் ஒருத்தர் கிடைச்சார் அவரை வச்சு நான் பேசும்போது அதுக்கு நான் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் இடத்த பார்க்கும்போது அந்த பான்சருக்கு அந்த இடம் பிடிக்கல பாண்டா இந்த செலவு பண்ணுறது அப்போ அவன் பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது விதி விதியோன்ட்டு கேட்கும்போது இல்லை பாஸ்டர் எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த பாருங்க ஒரு முக்கால் கிரவுண்டு நாங்கள் அதை சர்ச்சுக்கு குரூப் போட்டு கட்டி கொடுத்து இப்போ ஆராதனை நடக்குது ஆனால் அதை வந்து அவருக்கே கொடுத்துட்டீங்க கொடுத்தாச்சு அவருக்கு ஏன்னா லேண்ட் வந்து அவருது கட்டின மட்டும் நம்ம அது கூட ஸ்பான்சர் பண்ணி தான் கட்டினேன் அவருக்கு அந்த லேண்டு எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும் அது தவிர நீங்கள் த நேரடியாக வேறு இடங்களில் போத நான் வாங்கியிருக்கேன் ஒரு சர்ச்சுக்குன்னு ஒரு இடம் வாங்கியிருக்கேன் பூண்டி பக்கத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம் அதை கட்டணும் உங்கள் ஊழியத்தின் பேர் என்ன ஜீசஸ் ஃபெய்த் இன்ஸ்டியூட் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க தொடர்ந்து அதை போயிட்டு இருக்கோம் சரி எவ்ரி மந்த் வந்து ஒரு வில்லேஜுக்கு நாங்கள் சூஸ் பண்ணிக்குவோம் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு ஆர்கெஸ்ட்ராவோட போயிட்டு பாட்டை பாடி இந்த வில்லேஜ்லாம் போகும்போது உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கா இல்லை எதிர்ப்புகள் இருக்கா இது வரைக்கும் எதிர்ப்பு வரல எங்களுக்கு நல்லது இது வரைக்கும் எதிர்ப்பு ஏன்னா அந்த ஊர் தலைவரை கிட்ட பர்மிஷன் ஆகிடும் முதலே முதல்ல பர்மிஷன் ஆகிடும் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு பர்மிஷன் ஆகிடும் பர்மிஷன் ஆகிட்டு அந்த ஆலயத்தை அந்த ஊர் தலைவர் வச்சு தான் நம்ம பண்ணுறது நம்ம அனாவசியமாக பேசுறது பேசுறதில்ல ஏசி நல்லவர் சொல்லிட்டு வந்துடும் சொல்லிட்டு வந்துடும் கேட்கறது கேட்காதது மட்டும்தான் விதைக்கிறது மட்டும்தான் கேட்கறது கேட்காதது வந்து அவங்களோட கேட்க அதனால நிறைய இப்போ லாஸ்ட் கூட வேலை பக்கத்தில் இடம் போனோம் அதுவும் நல்லா இருந்தது அது ஒரு சர்ச்சில் வச்சு இடம் கொடுத்தாங்க இப்போ இசை கற்றவர்கள் வந்து திரைப்படத்துறைக்கு போய் அங்கே நிறைய சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் அதை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் கிறிஸ்தவத்தை மட்டும் பற்றி கொண்டு அந்த பாடல்கள் அது சம்மந்தமாகவே போகிறீங்களே உங்களை குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கிறீங்க உங்களுக்கு பொருளாதார தேவைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுதா அதை பற்றின செய்திகள் சொல்லுங்கள் சரியான கேள்வி என்ன கேட்டீங்க அதாவது சினிமா துறையில் வந்து காசு கூட கிடைக்கும் அது உண்மை காஸ்பலில் வந்து காசு அவ்வளோ கிடைக்காது நாங்கள் என்ன தான் ரெக்கார்டிங் வாசலாம் அப்போ வந்து எயிட்டிஸ் எல்லாம் வந்து hundred rupees hundred fifty rupees தான் ஐஎஸ் பேமெண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எயிட்டிஸில் அப்போது வந்து என் பொண்ணு வந்து நல்ல கான்வென்ட்டில் தான் படிக்க வச்சேன் அப்படிங்கும்போது அந்த நாள்லேயே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார் நீ இங்கே வரமாட்டேன் சினிமா திரைப்படம் திரைப்படத்துக்கு வரமாட்டேன் நீ வாசிக்கலாமே நான் சொன்னேன் வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க என்ன ஏன்னா வீட்டில் ஆசை இருந்தது எனக்கு ஆசை இருந்தது அப்படியே வீட்டுக்கு தெரியாத தான் கச்சேரிலாம் வாசிருக்கேன் கச்சேரியில் அப்போலாம் போது நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் ஐஎஸ் பேமெண்ட் நூற்றம்பது ரூபா தான் ஆட்டோக்கு போயிட்டு நம்ம சம்பளம் எடுத்துட்டு வரணும் இது குடும்பத்துக்கு போதுமானதாக இருந்துச்சா பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது அப்போ கல்யாணம் ஆகி ரெண்டட் வீட்டில் தான் தனியாக வந்துட்டேன் அம்மா அப்பா தனியாக வந்து ரெண்டட் வீட்டில் தான் இருந்தேன் இந்த வருமானத்தை வச்சு நான் மெயின்டைன் பண்ணி பசங்களையும் படிக்க வச்சேன் ஒரு பொண்ணு அவளையில் ஸ்கூலில் படிக்க வச்சேன் மகளை அவள் தான் பெரியவன் பையனை வந்து ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் படித்தான் அதுக்கப்புறம் எம்சிசி வந்தான் எம்சிசியில் வந்து சிக்ஸ்த்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தான் அதை முடித்தோன்னே எம்சிசி காலேஜ் சேர்த்து விட்டான் சரி அவர் தான் லிவிங்ஸ்டன் சாமல்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வாசிச்சிருக்காரு இப்போ லிவிங்ஸ்டன் சாமல் பர்கஷன் ஃபுல்லாக வாசிச்சிருக்காரு எனக்கு கேள்வி கேட்டுக்க நிறைய பேர் நீ எப்படி இருக்கிற நாங்கள் சினிமாலேயும் வாசிக்கிறோம் என் நூண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறாரு சரி எப்படி நீ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேல வாசி வேலை செய்கிறாரு நீ எப்படி மெயின்டைன் பண்ணுறா சொன்ன கரெக்டாக இருக்கணும் அவரை நம்புறவங்க கைவிடப்படுது கண்டிப்பாக அது நான் ஒன்று சாட்சி ஏழு வயசில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா எனக்கு ரெண்டு டைஃபாய்டு அட்டாக் ஆகிடுச்சு ரெண்டு டைஃபாய்டு அட்டாக்கும் போது எங்கள் தாத்தா பாஸ் நல்லா என்ன பண்ணாங்க என்னத்து போய் ஆல்டரில் போட்டுட்டாங்க டெட்டு ஒன்றுமே இல்லை எல்லாம் செத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறைச்சிடுவான்னு சொல்லிட்டு ஆல்டரில் போட்டாங்க அப்போது எங்கள் தாத்தா வந்து அம்மாட்ட கேட்டாரா அம்மா அது மாதிரி அமுலை வந்து நீ ஒப்பு கூட ஆண்டவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் சொல்லிட்டு எங்கள் அம்மா நான் சொன்னாங்க நல்லா வந்தானா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்றேன் உதக்கனி ஆண்டவருக்குடைய கனியை எனக்கு வந்து வீட்டுக்கு பெரிய பையன் முதல் பையன் ஒப்பு கொடுத்தாங்க அவங்க ஒப்பு கொடுத்த ஜோம் பண்ணி முடிச்சு ஒரு டூ ஹவர்ஸில் வந்து எனக்கு நல்ல நினைவு திரும்ப அது வரைக்கும் நினைவு இல்லை அது மாதிரி நம்மளுக்கு சாட்சி இருக்கும்போது நம்ம போய் இடையில நீங்க மாறினா கூட கொண்டு வந்து இழுத்து கொண்டு இல்ல மாறினா தான் எனக்கு அடி கொடுத்தாரு ஆண்டவர் சும்மா அடி கொடுத்தாரு என்னுடைய செகண்ட் பேபி இறந்துருச்சு அது அது பெரிய ஐடியா எனக்கு இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் சரியா எடுத்துட்டு நீங்க திரும்பிட்டீங்க ஆமா சரியான இடம் ஏன்னா எங்க போனாலும் இவன் வந்து இந்த பாஸ்ட் பேரனாச்சே ஆச்சு பாஸ்ட் அக்கா பையன் இவன் பாஸ்ட் தம்பி ஆச்சு இப்படி நம்மள ரிமார்க் கொடுத்துட்றாங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது ஒரு இன்ஸ்டன்ட் சொல்கிற மாதிரி சைதாப்பேட்டில் ஒரு கச்சேரி வாசன் டி கே கலா கச்சேரி வாசிருக்கேன் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊழியக்கார் வீடு அவர் என்னை பார்த்துட்டாரு சரி பார்த்துட்டாரு நான் என்னுடைய ஏர் ஸ்டைல மாக்கு இது அவர் நேரம் கிட்ட வந்து நீ வந்து மேத்யூ ஐயா பேரன் தானே நான் இல்லை நான் இல்லை அது மேத்யூ ஐயா பேரன் நான் இல்லை இல்லை தம்பி நீ அமுல் தானே இல்லையா நான் பேர் ஜான்சன் சொல்லிட்டு அவர் எவ்வளோ சம்பாதிக்கிற உடுவேல அவர் அப்புறம் கச்சேரியெல்லாம் முடிஞ்சது நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் இந்த பாச சைக்கிள் எடுத்துன்னு வராது வந்துட்டு ஐயா நேற்று உங்கள் பேரை வந்து சினிமா கச்சேரி வாசனுந்தா எங்கள் தாத்தா இல்லையா அவர் தூங்கினுக்கிறாள் அவர் நான் வந்து நாங்கள் இல்லையா என்ன கேட்டார் நான் இருக்க தாத்தா வேற யாருன்னா இருக்கோம் அவர் வேற யாரை பார்த்துட்டு வரேன் அப்படி ஒரு பொய் அந்த மாதிரி என்ன சுச்சுவேஷன் அது மாதிரி ஏன்னா நம்ம மீட்டிங்ஸ் எல்லா மீட்டிங்ஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து அதனால இருக்கிற மீட்டிங்ஸ் கிறிஸ்டின் மீட்டிங் ஃபுல்லாக நல்லா வாசித்தான் நச்சேரி பெருவிழா இங்கேருந்து எல்லா ஊருக்கும் போகும் பேரின் பெருவிழாலாம் வாசிங்க டிஜி செய்யாவுக்கு நீங்கள் ரெக்கார்டிங் வாசிருக்கீங்க ஆமாம் சில நேரங்களில் உங்களுடைய வாசிப்புகளை பார்த்து பெரியவங்களாம் பாராட்டி இருப்பாங்க நிறைய பாராட்டி அந்த மாதிரி டிஜேஸை பாராட்டியிருக்கேன் தனியாக கூப்பிட்டு ஜோம் இருக்கேன் நல்லா வாசிக்கிறேன் நீ நல்லா வரணும் சொல்லிட்டு அனைத்து ஊழகார் ஜம்பம் தான் நான் நிற்கிறேன் இது தவிர உங்களோடு இணைந்து பணியாற்றிய கலைஞர்கள் அவங்கள பற்றி அதான் சொல்ல முடியும் இசை கலைஞர் என்னோட பணியாற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஆனவர் பிரதர் மோகன் அவர் பேங்க்ல வேலை செஞ்சார் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் தபலா மோகன் தபலா மோகன் தான் அது மாதிரி நிறைய கீபோர்ட் பிளேயரு கிட்டாரிஸ்ட்டு அண்ணன் எஸ் எம் ஜெயக்குமார் அண்ணன் எது ஒன்றும் எனக்கு கூடாது இருக்க மாட்டார் தம்பிக்கு வந்துருங்க பேராயராக இருக்காரு பேராய் பிஷப் ஆயிட்டாரு அது மாதிரி இசைக்கலைஞர் வந்து சொல்லிட்டே போகலாம் கிறிஸ்தவ உலகத்தில் வந்து அப்போ அதெல்லாம் எயிட்டிஸில் வந்து ரொம்ப யாரும் கிடையாது கம்மி தான் கம்மி மியூசிஷியன் தான் இருப்பாங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க நல்லா நல்லா கற்றுட்டு நல்லா வாசிக்கிறாங்க நிறைய மியூசிஷியன்ஸ் உங்களோட இந்த பணிகள் இசை பணி உங்களோட வாழ்க்கையின் பொருளாதாரத்துக்கு போதுமானதாக இருந்ததா இல்லை வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சீங்களா வேறு வேலை செய்தேன் நான் என்னன்னா ட்ரம் செட் பண்ணுவேன் உருவாக்குறது உருவாக்குறது பண்ணி நிறைய சர்ச் கொடுத்துருக்கேன் சர்ச் கொடுத்துருக்கேன் கச்சேரிக்காரங்க நிறைய பேர் வாங்கி போயிருக்காங்க அது மட்டும் இல்லாத மாரணத்தா கேசட் செக்ஷன் நான் பார்த்துட்டு இருந்தேன் மாரணத்தால சேல்ஸ் இல்லை சேல்ஸ் டூப்ளிகேஷன் பண்ணுவேன் டூப்ளிகேட் பண்ணி சேல்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவேன் சர்ச் யூஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வாலி மேலே இருக்கும் அத்தனையும் நான் தான் பண்ணியிருந்தேன் பொறுப்பு மாத சம்பளம் மரியாதை இல்லை எனக்கு அன்னைக்கு என்ன நான் ஒர்க் பண்ணுறேனோ அதை மட்டும் டூப்ளிகேட் காசு மட்டும் பே பண்ணுவாங்க எனக்கு அந்த நாளில் ரொம்ப சப்போர்ட் வந்து பாச ஃபினிஃபி ஃபினி ஜோசப் அவங்களும் உதவி இருக்காங்க அவங்களும் உதவி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா திடீர்னு ப்ரோக்ராம் இருக்காது அதை நம்ப முடியாது ஏன்னா கரெக்டாக வந்து இந்த நாளில் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிடுவாங்க அப்போ ஃபோன்லாம் கிடையாது எனக்கு ஒரு பிபி கால் தான் இருந்தது மேலே அவங்க சொல்லுவாங்க வர சொல்கிறாங்க பண்ண போனோடனே இத்தனை கேசட் வேணும் நீங்கள் அதை பண்ணி கொடுத்தா ஆமாம் உனக்குள்ளே நதி அது மாதிரி sound of factory sound of Victor அது நிறைய அவங்களது ஆல்பம் அதெல்லாம் நான் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது ஆண்டவர் அது மூலிமா எனக்கு ஒரு வருமானத்தை எனக்கு கொடுத்தாங்க இது வரைக்கும் வந்துட்டீங்க பிள்ளைகளுக்கு திருமணமும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க இந்த காலங்களில் எப்படி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க ஆண்டவரோட எந்த தொடர்பில் இருக்கீங்க என்னென்ன பணிகள் செய்கிறீங்க இப்போ என்ன பண்ணேன்னா நான் வந்து மியூசிக் டீச்சராக ஆகிட்டேன் நான் ஒரு ட்ரம் கிளாஸ் வச்சு அதில் டீச்சராக இருக்கேன் கீபோர்டும் அது தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு வந்தாலும் சொல்லி கொடுப்பீங்க ஆமாம் வீட்டில் ஹோம் டியூஷன் எடுக்கிறேன் ஹோம் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் ஈலமில் வந்து every Sunday two to four class எடுக்கிறோம் நாங்கள் அது மாதிரி சன் பீட்டர் தலைமையில் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் வந்து இது எம்சிசி சேத்பட் எம்சிசியில் அங்கே ட்ரம் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜெயா ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுவும் மியூசிக் டீச்சராக அப்புறம் என்னுடைய இன்ஸ்டியூட் ஒன்று வச்சுருக்கேன் இது தவிர இறைப்பணி ம் இறை இறைப்பணினா வந்து வெளிநாட்டு போகும்போது மெசேஜ் கொடுப்பேன் சாங் ஒர்ஷிப் பண்ணுவேன் ஒரு சர்ச்சில் கொயர் மாஸ்டராக இருக்கேன் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கேன் சரி கர்த்தர் இவ்வளவு என்னை போஷிக்கிறாரு எந்த குறையும் வைக்கல ஆசீர்வதிச்சிருக்கு ஆசீர்வதிக்கிறாரு எந்த குறையும் இல்லை நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வந்து குடும்பத்தார் தான் ஒன்று ஆமாம் இதுவரை உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்களும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் நன்றி நன்றி